வணக்கம் இப்போ நாம் க்ரூட் ஆயிலில் ஒன் மினிட் ஷார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி எயிட்டீன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலே ஆகுது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டில் வந்துட்டு நமக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கிட்டுருக்கு ஸோ என்னடா அது கேண்டில்ஸே இல்லை மூவ்மெண்ட் இல்லைன்னு பார்ப்பீங்க பட் ஆனால் இது என்னென்னா actually current month contract expiry ஆக போகுது அதனால தான் உங்களுக்கு கேண்டில்ஸ் மூவ்மெண்ட் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து க்ரூட் ஆயில் ஜென்ரேட் ஆகிருக்கு நமக்கு வந்து இதில் கால் ஜென்ரேட் ஆகையில் எப்படி கேண்டில் கலர் மாறுது கால்ஸ் வரையில் எப்படி கீழே ரெண்டு டார்கெட் லைன் ஸ்டாப்லாஸ்லாம் வருதுன்றதை ஷோ பண்ணுறதுக்காண்டி இதை காட்டுறோம் நம்ம இப்போ நெக்ஸ்ட் மந்த் மந்த் கான்ட்ராக்ட் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் தான் இப்போ ஆக்சுவலி இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் பார்க்கல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரூட் ஆயில் நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டில் செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு போய்கிட்டு இருக்கு ஒரு டுவெல் எயிட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு வந்த செல் கால் இப்போ செல்லிங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங்கும் போகுது சிக்ஸ் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போகுது ஸோ நம்ம இப்போ தாராளமாக இப்போயே வந்து என்ட்ரி எடுக்கலாம் நம்ம கிடைச்ச செல் கால் ஒன் டைம் வந்து டவுன் சைடில் போயிருக்கு பட் ஆனால் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணல ரெக்கவரி ஆகி மறுபடியும் செல்லிங் ரேஞ்ச் வந்தனால நம்ம இப்போ என்ட்ரி வந்து எடுக்கலாம் ஸோ நீங்களும் இப்படி தான் இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிடே வந்து லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டுருக்கோம் இப்போ நீங்கள் சடனாக உங்களுக்கு ஒரு மார்க்கெட் ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஓகே இப்போ கேண்டில்ஸ் வந்து ரெட் கலரில் போயிட்டுருக்கு இப்போ நம்ம வந்து க்ரூட் ஆயில் செல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து கிடைக்கிது அடுத்து இப்போ என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலாம் அப்படின்றதுக்கு அதிலே ஒரு ஸ்ட்ரைட் லைன் வருது பாருங்கள் sell at six one twenty five நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டை விட ரெண்டு பாயிண்ட் மேலே தான் ட்ரேடிங் போகுது ஸோ நம்ம ரொம்ப தாராளமாகவே இப்போ க்ரூட் ஆயில் செல் பண்ணலாம் அடுத்து டார்கெட்ஸ் எதிர்பார்த்தா எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலான்றதுக்கு கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல அதான் first target second target line இதில் ஃபஸ்ட் டாரட் நமக்கு என்ன வந்திருக்குன்னா six seven zero eight point nineteen second target பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் நைன் ஒன் அதாவது அதுக்கு சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடை பிரேக் அவுட் பண்ணால் தான் நமக்கு வந்து செகண்ட் டாரட்டை அச்சீவ் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட் டாரட் மேபி எனக்கு தெரிஞ்சு அச்சீவ் பண்ணிடலாம் ஏன்னா மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் மொமெண்டமில் தான் இருக்குது six thousand seven hundred break out ஆச்சுன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக மார்க்கெட் வந்து செகண்ட் டாரட்டும் அச்சீவ் பண்ணும் ஸோ அது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறும்போது நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் எப்படி நமக்கு வீடியோனுடைய ஓப்பனிங்கில் அதாவது கரண்ட்டில் போய்கிட்டு இருக்க கான்ட்ராக்டில் நாங்கள் ஷோ பண்ணோம்ல கால்ஸ் வரையில் டக்குன்னு கேண்டில் கலர் மாதிரி ஓப்பன் ஆகிற மாதிரி ஸோ அந்த மாதிரி தான் வந்து லைவ் மார்க்கெட்டில் இந்த சார்ட்டில் வந்து ஓப்பன் ஆகும் இது நம்ம எவ்ரிடே வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு டுவெல் பிஎம் தான் அதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா மார்னிங் மார்க்கெட் வந்து செட் ஆக ரொம்ப டைம் ஆகும் அதில் கால்ஸ் வந்து கிடைக்கிற கால்ஸும் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிஸ் எதுவுமே வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது எப்பயுமே கமாடிட்டி வந்து நல்லா மூவ் பண்ணுற டயத்தில் அப்ளை பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதனால் நம்ம எவ்ரிடே ஃபோக்கஸ் பண்ணுறது டுவெல் பிஎம் ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் அந்த மாதிரி தான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படி நமக்கு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் நமக்கு வந்து ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு ஜென்ரேட் ஆன கால் டுவெல் எயிட்டுக்கே ஜென்ரேட் ஆச்சு இப்போ டைம் வந்து டுவெல் தேர்ட்டி செவன் இன்னமும் அந்த செல்லிங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போகுது சிக்ஸ் செவன் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் போய்கிட்டு இருக்கு ஸோ நமக்கு இப்போ வந்து இது போய் டைரெக்டாக பார்ப்போம் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸான்ட்டு ஏன்னா நமக்கு ரொம்ப நேரமாக இப்போ செல்லிங் ரேஞ்சிலே போய்கிட்டு இருக்கு ஸோ இது டார்கெட் ரீச் ஆகுதா இல்லை ஸ்டாப் லாஸான்றதை டேரெக்டாகவே பார்க்கலாம் நம்ம கிடைச்ச செல் கால் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருந்த நெக்ஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ்லேயே ஆக்சுவலி டவுன் சைடில் இறங்கிடுச்சு அப்படி இறங்கினதில் இப்போ நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ண போகுது ஸோ கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் எயிட்டுக்கு இப்போ டுவெல் ஃபார்ட்டி டூக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஒரு டுவெல் தேர்ட்டிலேருந்து தான் ஆக்சுவலி மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது கேண்டில்ஸ் எல்லாமே பெருசு பெருசாக ஃபார்ம் ஆச்சு கொஞ்சம் மூவ்மெண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னே வந்து நம்ம வந்து சொல்லலாம் அதுக்கப்புறமும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு ஸோ நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது அதுக்கப்புறம் தொடர்ந்து டவுனில் இறங்கினால ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டாரட் அதுக்கப்புறம் இப்போ டுவெல் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு பாருங்கள் செகண்ட் டாரட்டும் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் கிடச்ச sell call six seven twenty ஃபைவ்லேருந்து சிக்ஸ் சிக்ஸ் நைன்ட்டி ஒன் வரைக்கும் டவுனில் இறங்கியிருக்கு actually six thousand seven hundred range வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படி பிரேக் அவுட் ஆனதுனால மார்க்கெட் அதுக்கப்புறமும் ஒரு ஒன் ஓ கிளாக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டவுனில் இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு ஈவன் அந்த யூரோப்பிய இந்தியன் மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆனதும் ஒரு டவுன் சைடிலே தான் மொமெண்டம் வந்து கொடுத்து ஓப்பன் ஆகிட்டே இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு க்ரூட் ஆயில் ஒன் மினி சார்ட்டில் கிடச்ச செல் கால் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் கொடுத்துச்சு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அதாவது லைவ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டிங் டூலாக வேணும் டக்குன்னு இப்போ ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா கூட ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கல உங்களால் மார்க்கெட் ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கலாம் அதை பார்த்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ